ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் ஃபைவ் டேஸ் கிராண்ட் துபாய் வெக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க படிப்படியாக இந்த பற்றாக்குறை பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது விலைகள் தாறுமாறாக எகிரி கொண்டிருக்கின்றன அவர்கள் விட்ட தவறை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டமையினால் இன்றைக்கு ஜனாதிபதியை பதவி விட்டு செல்லுங்கள் மக்கள் கூறும் அளவுக்கு நிலைமை வந்து நிற்கின்றது அரசியலும் சிக்கலா இருக்குது பொருளாதாரமும் சிக்கலா இருக்குது சமூக ரீதியில் மக்களுடைய போராட்டம் தீவிரமடைஞ்சு கொண்டிருக்கிறது அது மும்முனை போராட்டத்தில் இலங்கை தங்கியிருக்கு எப்படி இந்த சூழலில் போய் சிக்கிச்சு இலங்கை ஏற்றுமதியை பன்முகப்படுத்தி ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்காமல் இறக்குமதி செலவை கூட்டிக் கொண்டிருந்தமை தான் மிகப்பெரிய விபரீதத்தை என்று எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்னதான் செய்தாலும் இந்தியா சீனா சர்வதேச நாணய நிதியம் என்ற மூன்று அமைப்பு கூட வர்ற அந்த உதவி வந்து எங்களுக்கு நீண்டகால பிரச்சனையை தீர்க்குமா என்பதுதான் எங்களுடைய சிக்கல் விகிடநேர்களுக்கு அன்பான வணக்கம் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நெருக்கடி எல்லாருமே சொல்கிறாங்க எப்படி இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியில் போய் சிக்கிச்சுங்கிறத ஒரு பொருளாதார நிபுணர் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்காக கொழும்பு யூனிவர்சிட்டி எக்கனாமிக் ப்ரொஃபஸர் திரு கலாநிதி அமிர்தலகம் சார்ட்ட வந்து பேச போகிறோம் சார் நமக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் சிவி உங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்நேர்காணலூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி யூனிவர்சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது கொழும்பு யூனிவர்சிட்டி நன்றி நன்றி நன்றி ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரியுது எப்படி இந்த சூழலில் போய் சிக்கிச்சு இலங்கை ஓ திடீரென்று இந்த பிரச்சனை உருவாகினதாக நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீண்ட காலத்தில் கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்தே இலங்கை வருமானத்தை பெருக்கிற வழிகளில் ஈடுபடவில்லை அந்த நிலைமை படிப்படியாக மோசமடைந்தது அண்மை காலங்களில் இலங்கை அரசாங்கம் கூடுதலாக கடன்பட்டு அவற்றினை பெற லாபம் தராத பெரிய முதலீடுகளில் அந்த முதலீட்டை செய்தமை மிகப்பெரிய காரணமாக அமைந்தது அத்துடன் இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதன் பிறகு பல தவறுகளை எங்கள் அரசாங்கம் விட்டது உண்மை அதில் முக்கியமான தவறுகளை நான் சுட்டிக்காட்டலாம் நினைக்கின்றேன் ஒன்று இந்த இந்த கொரோனா தொற்றினை கையாண்ட விதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியா எங்களுக்கு ஐந்து லட்சம் தடுப்பூசிகளை வழங்கியது இனாமாக வழங்கியது அதற்கு பிறகு இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக சில மில்லியன் தடுப்பூசிகளை கோரியிருக்க வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் அதில் தாமதம் ஏற்பட்டது அந்த துறையை அந்த அந்த பெருந்தொற்றினை கையாள்வதில் மருத்துவத்துறையிடம் கையளிக்காதது அடுத்த பிரச்சனையை உருவாக்கியது இதனால் மாலதீவு போன்ற நாடுகள் இந்த பெருந்தொற்றிலிருந்து மிக விரைவாக மீண்டெழுந்தது அந்த நாடும் பெரிய அளவுக்கு உல்லாச பணித்துறையில் இருந்தது இலங்கையால் மீள முடியவில்லை மிக விரைவாக இது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் விவசாயத்துறையில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்ய முற்பட்டமை இந்த பெருந்தொட்டு காலத்தில் ரசாயன வளமாக்கிகளை தடை செய்து ஒரு கரிம விவசாயத்துக்கு செல்ல இலங்கை முற்பட்டது அது மக்கள் விவசாயிகள் எல்லாம் அதுக்கு தயாராக இருக்கவில்லை அந்த ரசாயன உரங்கள் கிருமிநாசினிகள் கலைநாசினிகளுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறை அல்லது தடை மிகப்பெரிய அளவில் விவசாயத்தை பாதித்தது ஆகவே இப்பொழுது நாங்கள் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களை தேயிலை எங்களுக்கு முக்கியமான வருமானம் தர்ற ஒரு ஏற்றுமதி அது அதன் வருமானம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது ரெண்டாவது காரணம் அடுத்தது அரசாங்கம் இந்த நாணய மாற்று வீதம் அதை வந்து ஒரு செயற்கையான முறையில் டொலருக்கு எதிராக நிலையாக வைத்திருந்தது இலங்கை நாணயத்தின் பெறுமதியை வீழ்ச்சியடைய விடவில்லை இதுக்கு பெருமளவு கடன்களை பெற்றது ஒரு செயற்கையான ஒரு நாணய மாற்று வீதம் பேணப்பட்டது இதனால் வங்கிகளுக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணி வராமல் அது அந்த உண்டியல் முறை அல்லது கபாலா முறை மூலம் த தனியார் தகைகளுக்கு வந்துவிட்டது இதனால் தான் வங்கிகள் பெரும் மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறையை எதிர்நோக்கி இறக்குமதியாளர்கள் வங்கியல் ஊடாக முக்கியமான எரிவாயு பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது ஆகவே இவ இது இவ்வளவும் தான் இன்றைக்கு மிக மோசமான நெருக்கடியை உருவாகி இருக்கின்றன என்று நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் மட்டுமே பொறுப்பேற்கலாமா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பொறுப்பேற்றுக்கலாமா நீண்ட காலத்தில் வருமானத்தை பெருக்கா விட்டமை ஏற்றுமதியை பன்முகப்படுத்தா விட்டமை உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூடுதலாக தேயிலை ரப்பர் தெங்கு பொருட்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து எழுபத்து எழுபத்தி ஏழாம் வரைக்கும் ஏற்றுமதி செய்தோம் எழுபத்தேழாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் ஆடைகளை ஏற்றுமதி செய்ய தொடங்கினோம் இதை தவிர ஒரு வருமானம் கூட தரக்கூடிய விலைகள் கூடிய பொருட்களை நோக்கி இலங்கை நகரவில்லை அது நீங்கள் தாய்லாந்தை பார்க்கலாம் மலேசியாவை பார்க்கலாம் நீங்கள் தென்கொரியாவை பார்க்கலாம் அண்மை காலத்தில் வியட்நாமை பார்க்கலாம் இந்தியா சீனாவை பார்க்கலாம் எல்லா நாடுகளும் தங்களுடைய ஏற்றுமதியை பன்முகப்படுத்தி கொண்டிருக்கும் போது இலங்கை ஏற்றுமதியை பன்முகப்படுத்தவில்லை இது நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றது நாங்கள் ஏற்றுமதி செய்ய செய்யும் பொருட்கள் தேயிலை ரப்பர் ஆடைகள் எல்லாம் மலிவான பொருட்கள் ஆனால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் விலை கூடிய பொருட்கள் அது வாகனங்களாக இருக்கலாம் எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம் அல்லது மூலப்பொருட்கள் எல்லாமே விலகூடிய பொருட்கள் பெட்ரோல் எல்லாம் நாங்கள் நூறு வீதம் இறக்குமதி தங்கி இருக்கின்றோம் ஆகவே ஏற்றுமதியை பன்முகப்படுத்தி ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்காமல் இறக்குமதி செலவை கூட்டிக் கொண்டிருந்தமை தான் மிகப்பெரிய விபரீதத்தை என்று எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஓகே இது அரசாங்கம் வந்து இந்த விபரீதத்தை முன்னாடியே உணர்ந்தாங்களா இல்லை இப்போ இப்போ கூட உணரலையா இல்லை உணர்ந்து உணராத மாதிரி இருக்காங்களா அவங்க என்னை பொறுத்தளவில் அந்த விடயங்களை கையாண்ட விதத்தில் பெரிய தவறு இருக்கின்றது என்று சொன்னால் மத்திய வங்கி ஆளுநர் நாங்கள் சர்வதேச நாணய நிதித்திடம் போக மாட்டோம் நாங்கள் உள்நாட்டில் ஒரு தீர்வு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி நீண்ட காலத்தில் அதை அதை அதை இழுத்து சென்றமை அடுத்தது நிபுணர்களின் ஆலோசனையை புறந்தள்ளியமை விவசாயிகள் மிகப்பெரும் போராட்டத்தை நடத்திய போதும் அவர்கள் மிகப்பெரிய இடர்பாடுகளை அனுபவித்த போதும் அதை செவி மடுக்காமை போன்ற தவறுகளை அரசாங்கம் செய்தது உண்மைதான் அந்த விளைவைத்தான் இன்றைக்கு நாடு அனுபவிக்கின்றது அந்த தவறை செய்த நாலு பேருமே இன்றைக்கு பதவியில் இல்லை அது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்கள் மத்திய அதாவது நிதியமைச்சின் செயலாளர் ஜனாதிபதியின் செயலாளர் எல்லோருமே இந்த தவறுக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள் அனைவருமே இப்போ பதவி இழந்திருக்கிறார்கள் அந்த அவர்கள் விட்ட தவறை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டமையினால் இன்றைக்கு ஜனாதிபதியை பதவி விட்டு செல்லுங்கள் மக்கள் கூறும் அளவுக்கு நிலைமை வந்து நிற்கின்றது ஓகே தெரியாதா அவர் அந்த நாலு பேருடைய ஆலோசனையை கேட்டு ஏனைய நிபுணர்களை ஆலோசனைகளை உரிய நிபுணர்களை தன்னுடன் வைத்திருக்காமல் அதை புறந்தள்ளியமை அன்றைக்கு அவருக்கே பெரிய பிரச்சனையாக வந்திருக்கின்றது சரி இது வரைக்கும் வந்து நிபுணர்களோட ஆலோசனை கேட்கவே இல்லை அதிபரும் சரி பிரதமரும் சரி இப்பயாவது கேட்குறாங்களா காது கொடுத்து இந்த சூழ்நிலையில் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் புதிய ஆளுநர் மத்திய வங்கி ஆளுநர் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் அவர் மத்திய மத்திய வங்கியில் இருந்தவர் அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவர் அவருக்கு பக்கபலமாக முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி அவர்கள் அவர் பெருமளவுக்கு இங்கே மதிக்கப்படுபவர் இன்னொரு பேர் கலாநிதி தேவராஜன் சாந்தாண்டு அவரும் ஒரு மதிப்ப மதிக்கப்படுபவர் அப்போ இப்பொழுது நிபுணர்களை நியமித்து ஆலோசனையை பெறுகிறார்கள் ஆனால் காலம் பிந்திய நடவடிக்கை என நிலைமை இங்கே மோசமாக போய்விட்டபடியால் எவ்வளவு தூரம் அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை ஒரு ஆசுவாசப்படுத்தி பெருமளவு நிதியை கொண்டு வரப்போகிறார்கள் வெளிநாட்டு உதவியை எந்த அளவு கொண்டு வர போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாமே தாறுமாறாக மேலே போயிருக்கு சார் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா இருந்த பொருட்கள் முந்நூறுரூவா ஆயிடுச்சு ஐநூறுரூவா இருந்த பொருட்கள் ஆயிரரூவா ஆயிடுச்சு ஆயிரரூவா இருந்த பொருட்கள் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கட்டுக்குள்ளே வருமா இல்லை இன்னும் கையை மீறி போகுமா வர வாய்ப்பு இல்லை போல தெரிகின்றது என்னென்னு சொன்னால் நாங்கள் பெருமளவுக்கு வராதுன்னு சொல்கிறீங்க வராது வராது ஏன்னு சொன்னால் அண்மை காலத்தில் வராது ஏன்னு சொன்னால் நாங்கள் பெருமளவுக்கு நுகர்வுப் பொருட்களை எல்லாம் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம் இந்தியாவும் சீனாவும் கிட்டத்தட்ட எங்களுக்கு இருபத்தொரு இருபது வீதம் கிட்டத்தட்ட நாற்பது வீதமான பொருட்கள் எங்களுக்கு இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்து வருகின்றது அதாவது இந்திய நாணய மாற்று வீதம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இந்தியாவோட ஒரு ரூபாய் எங்களுக்கு ஐந்து ரூபாய் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கின்றது டொலர் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நெருங்கி கொண்டிருக்கிறது வங்கிகள் ஆனால் வெளிச்சந்தையில் டொலர் நானூறுரூவாய் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இடத்துல இந்திய நாணய மாற்று வீதம் டொலருக்கு எதிராக வீழ்ச்சி அடையாமல் இலங்கை நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கு தெரியும் முதல் நாங்கள் ஒரு டாலர் பொறுமையாக இருநூற்றி மூணு ரூபா கொடுத்துனாங்க இப்போ நாங்கள் முந்நூற்றி எழுபது ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆகவே இந்தியாவோட நாணயத்துக்கும் எங்களுக்கும் பெறக்குள்ள இந்தியாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் போது எங்களுக்கு மிகப்பெரிய விலை உயர்வு இங்கே ஏற்படும் ஆகவே இதை தவிர்க்க முடியாது ஏன்னா நாங்கள் இறக்குமதியில் அதிக அளவான பொருட்களுக்கு நாங்கள் இறக்குமதியில் தங்கியிருக்கோம் அப்போ இன்னும் விலை கூட்டிகிட்டே தான் போகும் வாய்ப்பு இருக்குது என்ன சொன்னால் அந்நிய செலாவணி பெருமளவுக்கு உள்ளே வராவிட்டால் இறக்குமதி செலவை நாங்கள் குறைக்க முடியாவிட்டால் அந்த அந்நிய செலாவணி மீண்டும் மீண்டும் இலங்கை ரூபாய் என்ற பெறுமதி வீழ்ச்சியடையும் அது வந்து விலை உயர்வை ஏற்படுத்தும் மற்றது இன்னொரு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு திகில் அச்சம் ஊகம் எல்லாம் ஏற்பட்டதால் சிலர் தேவைக்கு அதிகமாக அவர்கள் வாங்கி குவிச்சு வைத்திருக்காள் நேற்று நான் கேள்விப்பட்டேன் சிலர் ஐம்பதுனாயிரம் ரூபாய்க்கு சவர்க்காரம் வாங்கியிருக்கிறார் என்றால் சவர்க்காரத்தின் விலை ரெண்டு மடங்காக உயரப்போகிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஷோப் சவர்க்காரத்தை அவர்கள் நாற்பதா நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரக்கெல்லாம் வாங்குகிறார்கள் அப்போ இது ஒரு அளவுக்கு அதிகமான கொள்வன ஒரு திகில் பனிக் பையிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு திகில் அடைஞ்சி வாங்குவதால் ஏழை மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கின்றது இது இது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கூட்ட போகின்றது ஓகே யாருக்குமே கேஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பெட்ரோலுக்கு பெரிய நீண்ட வரிசை இருக்குது டீசலுக்கு பெரிய நீண்ட வரிசை வரிசை இப்பயே இருக்குது இது இன்னும் போக போக வந்து இன்னும் அதிகமாச்சுன்னா மக்கள் கற்பனை கிட்டாத அளவில் இல்லை சார் இருக்குது சொல்கிறத பார்த்தா இலங்கையில் சரியான விநியோக முறை இல்லாமல் இருந்தது இப்பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக எங்களுக்கு எரிபொருள் கிடைக்கவில்லை எல்லோரும் மின்சாரத்தை பாவிக்கிறார்கள் இப்போ எங்களுக்கு பிரச்சனை சொன்னால் எரிவாயு இல்லாவிட்டால் நாங்கள் மண்ணெண்ணெய்க்கு போக வேண்டும் எரிவாயு இல்லை மண்ணெண்ணெய் இல்லை அவர் மின்சாரத்துக்கு போனால் அந்த மின்சாரம் டீசல்லேருந்து உற்பத்தி செய்யப்படுது டீசல் இல்லை மின்சாரம் பவர் கட் உங்களுக்கு தெரியும் மின்சார வெட்டு இடம் வருது அப்படி போன்னு சொன்னால் மண்ணெண்ணெய் இல்லை மண்ணெண்ணெய் குக்கரை பயன்படுத்தினா மண்ணெண்ணெய் இல்லை இப்பொழுது இருட்டு காலத்தில் மெழுகு திரிக்கு போனால் மெழுகு திரி இல்லை தீப்பெட்டிக்கு கூட இன்றைக்கு மிகப்பெரிய விலை கூடி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்போ நாங்கள் படிப்படியாக இந்த பற்றாக்குறை பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது விலைகள் தாறுமாறாக எகிரி கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய மோசமான நெருக்கடி நோக்கி தான் நாங்கள் போய் இப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ சதிகமாக இருக்குது இப்போ ரெண்டு மாதத்துல விலை வந்து கண்ணாப்பினான்னு ஏறி இருக்குது இன்ஃப்ளேஷன் பர்சன்ட் பார்க்குறப்ப எவ்வளோ இருக்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கணிப்பீடு இருபத்தி ரெண்டு வீதம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அண்மை காலத்தில் விலை அதிகரிப்பு சில உணவுப் பொருட்களுக்கெல்லாம் நூறு வீத அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு ஆகவே மக்கள் எதிர்நோக்கிற விலை என்பது கிட்டத்தட்ட நூறு வீதத்தை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது சில பொருட்களுக்கு நூறு வீத கூடவும் இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் சொல்கிற இருபத்தி ரெண்டு வீதம் வந்து நடைமுறையில் காணப்படவில்லை உணவு குறிப்பாக சோறு கறி மரக்கறி என்பவற்றுக்கான அரிசி என்பவற்றுக்கான விலை மிக மோசமாக இருக்கின்றது ஆகவே பணவீக்கம் எங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கின்றோம் கூடிக்கொண்டிருக்கு இப்போ இந்தியா வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாங்க அதை எப்படி இந்த அரசாங்கம் பார்க்குறாங்க அது முறையாக இதில் வந்து பயன்படுத்துகிறாங்களா அந்த பணத்தை எல்லாமே வரலாற்று ரீதியாக எங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் இந்தியா உடனடியாக உதவி செய்கிற நாடு சுனாமி இலங்கையை தாக்கிய போது முன் முன்னர் முதல் முதலாக ஓடி வந்த நாடு இந்தியா அது உண்மை அதை நாங்கள் மறுதளிக்க இயலாது இப்போ எங்கள்கிட்ட தேவை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பில்லியன் ரூபாய் கடன் இருக்கின்றது இந்த வருஷம் நாங்கள் ஏழு பில்லியன் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் அந்த கடன் கொடுப்பனவெல்லாம் இடநிறுத்தி வைத்திருக்கின்றது ஆகவே இந்தியாவோட உதவி என்பது கடனாக தான் வர வாய்ப்பு இருக்குது சில சில உதவிகளை இந்தியா செய்யலாம் மருத்துவ உதவிகளை செய்யலாம் ஆனால் நீண்ட காலத்தில் பெருமளவுக்கு பத்து இருபது முப்பது பில்லியனை இந்தியா வந்து எங்களுக்கு இனாமாக தர வாய்ப்பு இல்லை அது நாங்கள் எதிர்பார்க்கவும் மேலாது இந்த காலத்துக்கு உதவி பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல நிச்சயமாக கொஞ்சம் உதவி பண்ணா டக்குன்னு வந்து நிச்சயமாக பிரச்சனை நிச்சயமாக அப்போ அப்போ எங்கள்ட நெருக்கடி வந்து ஒரு சிறிய உதவி ஊடாக தீரக்கூடிய நெருக்கடியாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இந்த பிரச்சனை வந்து இங்கிருந்து தான் வர வேண்டும் இங்கே உற்பத்தி கூட வேண்டும் எங்களுக்கு வெளிநாட்டு பணத்தை கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் உல்லாச பணத்துறை வளமைக்கு திரும்பினா எங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு அஞ்சு தொடக்கம் ஆறு பில்லியன் ரூபாய் கிடைக்கும் புலம்பெயர்ந்த இளைஞர்கள் அனுப்புகிற படம் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் கிடைக்கும் ஆனால் ஏற்றுமதிக்கும் இறக்கும் இடையிலான இடைவெளி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு பில்லியனாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் சீராக்குவதாக இருந்தால் நாட்டு நிலைமை வளமைக்கு திரும்ப வேண்டும் இந்த போராட்டங்கள் தீவிரமடைவதால் உள்ளாட்சி பணிகள் வர வாய்ப்பு இல்லை ஆகவே அண்மை காலத்தில் எங்களுக்கு ஒரு ஒளி தெரிவது போன்று எங்களுக்கு தெரியவில்லை தெரியல இருட்டாக தான் இருக்குது சார் ஒரு பக்கம் இந்தியா கிட்ட இலங்கை வந்து உதவி கேட்குது அதே சமயத்தில் சீனாட்டும் கேட்குறாங்கல்ல அது வந்து சரியா உண்மையிலேயே இந்தியா இலங்கை வந்து மூன்று கோணங்களில் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது ஒரு பக்கம் இந்தியா இந்தியா வந்து அயலவர் சீனா வந்து நண்பர் அதே நேரம் உங்களுக்கு மேற்குலகம் இருக்கின்றது அமெரிக்கா இருக்கலாம் அல்லது ஏனைய மேற்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அவரோட சேர்ந்த விதமாக தான் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று நாடுகளையும் அல்லது மூன்று கோணங்களையும் கையாள்வதில் சிக்கல் இருக்கின்றது உண்மை உங்களுக்கு தெரியும் சீனா பாரிய அளவுக்கு இங்கே முதலீடு செய்திருக்கின்றது தென்பகுதியில் சீனா செய்த முதலீடுகள் வந்து எங்களுக்கு லாபம் தருவதாக இல்லை அது மற்ற ஏர்போர்ட்டாக இருக்கலாம் ஹமாதோட ஹாபராக இருக்கலாம் அப்படி சில பெ மிகப்பெரிய முதலீடுகள் வந்து எங்களுக்கு லாபம் தரவில்லை இந்த கடன் நெருக்கடி இவ்வளவு மோசமடைந்ததுக்கு அந்த லாபம் தராத முதலீடுகளில் பெரும் முதலீடுகளில் கடனை வாங்கி இலங்கை செய்ததும் ஒரு காரணமாக இருக்கின்றது சீனா வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாமா அது அப்படி அந்த நேரடியான அந்த வார்த்தைகளை போடுவது எவ்வளவு சரியோ தெரியல ஆனால் அவர்கள் கடன் வந்து அவர்கள் வந்து லாபம் தராத திட்டங்களில் இலங்கை முதலீடு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பெற்ற கடன் செய்தது மிகப்பெரிய கடன் சுமையை இலங்கைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கை அதை திருப்தி செலுத்த முடியவில்லை ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை கடன் செலுத்த முடியாத கட்டத்தில் தொண்ணூத்தொன்பது லட்சம் குத்தகைக்கு சீனாவுக்கு கொடுத்திருக்கின்றோம் அது மாபெரும் தவறு இப்பொழுது கூட உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த இலங்கை கரி கரிம விவசாயம் ஓர்கானிக் விவசாயத்துக்கு மாறிய போது சீனாவிலிருந்து நாங்கள் அந்த ஓர்கானிக் ஃபர்டிலைசர் இயற்கை உரத்தை நாங்கள் பெற்றோம் அதை எங்களுடைய நிபுணர்கள் அமைச்சுகள் அது தரமற்றது என்று சொன்னோம் ஆனால் அவர்கள் அதை திரும்ப பெறாமல் அடம்பிடித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து நட்டகடை பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே சீனா எப்பொழுதும் தன்னுடைய நலனில் உறுதியாக இருக்கின்றது ஒரு மனிதாபிமானம் கொண்டு சீனா செயற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அந்த இடத்தில் சீனா எங்களுக்கு உதவி சிறு சிறு உதவி செய்யலாம் அந்த உறவிடயத்தில் சீனா நடந்து கொண்ட விஷயம் வந்து எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது இந்தியா வந்து மனப்பூர்வமாக உதவி பண்ணுதா இல்லை இந்தியாவுடைய உதவியிலுமே உள்நோக்கம் கொண்டதாக இருக்கா இல்லை இந்தியாவுக்கு நிச்சயமாக சீனாவை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பக்கத்து நாட்டில் சீனா அளவுக்கு அதிகமாக வருவது இந்தியாவுக்கு பிடித்தமான விஷயம் இருக்காது நிச்சயமாக வடகிழக்கு பிரதேசத்தில் தன்னுடைய முதலீடுகள் தன்னுடைய நலன் பேணப்பட வேண்டும் என்பதில் வரலாற்று ரீதியாக இந்தியா அக்கறை கொண்டிருக்கின்றது அது புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் இந்தியா ஓரளவுக்கு உதவி செய்தாலும் இந்தியாவில் சில திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது உண்மை உங்களுக்கு தெரியும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கிழக்கு முனையம் இந்தியாவுக்கு இந்தியா விரும்பி அதை செய்ய முடியவில்லை ஒரு உடன்படிக்கை ஷேப்பா கொம்பரன்சிவ் எக்கானிஸ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்று சேவைகளை பரிமாறும் ஒப்பந்தத்தை இந்தியா செய்ய முற்பட்டது அதுவும் சாத்தியப்படவில்லை அவ்வாறு இந்திய முதலீடுகள் வந்து இங்கே பெருமளவுக்கு வருவது சில தடை ஏற்படாலும் இப்போ அண்மை காலத்தில் வடகிழக்கு பகுதிகளில் இந்திய முதலீடுகள் படிப்படியாக வருகின்றன ஆகவே இந்தியா வந்து இலவசமாக எந்த அளவுக்கு கொடுக்கும் என்பது கேள்விக்கூறி ஆனால் இந்திய முதலீடுகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த என்னதான் செய்தாலும் இந்தியா சீனா சர்வதேச நாணய நிதியம் என்ற மூன்று அமைப்புகளோட வர்ற அந்த உதவி வந்து எங்களுக்கு நீண்ட கால பிரச்சனையை தீர்க்குமா என்பது தான் எங்களுடைய சிக்கல் ஓகே சார் வந்து சர்வதேச நாணய கிட்ட தான் இங்கே இருக்கிற நிதியமைச்சர் வந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்க ஐஎம்எஃப் கொடுப்பாங்க உதவி செய்வாங்களா இலங்கைக்கு ஐஎம்எஃப் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஐஎம் உருவாக்கப்பட்டது அங்கத்துவ நாடுகளின் பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் ஆனால் ஐஎம்எஃப் வந்து வித்தியாசமான அமைப்பு இப்போ நீங்கள் சீனாவிடம் இந்தியாவிடம் வந்து கடன் பெற்றால் அவர்கள் ரெண்டு நிபந்தனை தான் இருக்கும் ஒன்று கடனுக்கான வட்டி வீதம் எவ்வளவு எவ்வளவு காலத்தில் திருப்பி செலுத்துவீர்கள் என்பது ஆனால் ஐஎம்எஃப் வந்து மூன்றாவது விஷயத்தை கொண்டு வரும் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தில் உள்ள சில பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி சொல்லுவார்கள் அப்படி அவர்கள் சில பிரச்சனைகள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் ஒன்று இலங்கையில் வருமானம் கூட்டப்பட வேண்டும் வரி வருமானம் அப்போ வரிகள் உயரும் அடுத்தது படுகடன் வந்து நிலையான முறையில் இருக்க வேண்டும் அது எங்கள்கிட்ட இல்லை அடுத்தது இந்த அந்நிய செலாவணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த இதை வந்து செயற்கையான முறையில் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேணாம் சந்தை சக்திகள் நிர்ணயிக்கப்படுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் இன்னும் டொலரின் பெறுமதி அதிகரிக்கும் வங்கிட இறக்குமதி செலவு அதிகரிக்கும் நாலாவது மத்திய வங்கி சுயாதீன தன்மை உடையதாக இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும் சுயாதீன தன்மை உடையதாக இருக்கணும்னு சொல்லுவார்கள் அது அன்றைக்கு இல்லை ஆகவே இந்த நாலு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வது என்பது அதுவும் குறுங்காலத்தில் பூர்த்தி செய்வது என்பது இலங்கைக்கு இயலாத காரியம் ஏன்னா வரி வருமானத்தை அதிகரிப்பது என்பது இலகுவான விடயம் இல்லை இந்த நெருக்கடியான கட்டத்தில் ஏன்னா மக்கள் எல்லாமே ஐஎம்எஃப் கடன் தருவாங்க அதை வச்சு நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பலருமே நாங்கள் பேசுகிறப்ப தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐஎம்எஃப் வந்து தராது போல தான் தெரியுது அப்படிங்கிறப்ப இலங்கை மீள்றதுக்கான வழியே தெரியலையே சார் ஐஎம்எஃப் வந்து எங்களுக்கு தரப்போகிற தொகை ரெண்டு பில்லியன் டாலர் தான் ஐஎம்எஃப் தர வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க எங்களை அரசாங்கம் நாலு பில்லியன் டாலரை கேட்கின்றார்கள் ஆனால் அதுவும் உடனடியாக வராது கிட்டத்தட்ட நாலு தொடக்கம் ஆறு மாதம் அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு அவங்க நிபந்தனைலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அந்த தொகை வரும் அதுவும் கட்டம் கட்டமாக தான் வரும் ஒரே அடியாக நாலு பில்லியனோ மூன்று பில்லியனோ வர வாய்ப்பில்லை ஆகவே அதுக்கு காலம் எடுக்கும் நாலு தொடக்கம் ஆறு மாதம் எடுக்கும் கட்டம் கட்டமாக தான் வரும் இலங்கை சீர்திருத்தம் செய்வதை பொறுத்து தான் அந்த அந்த தொகை வரும் ஆகவே அது உடனடியாக வராது அப்போ இந்த இடத்துல அண்மை காலத்தில் நீங்கள் சொல்வது போல் இந்த நெருக்கடி மிக உடனடியாக உடனடியாக ஒரு கிழமைக்குள் ஒரு மாதத்துக்குள் தீரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இன்னொன்று என்னென்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு எல்லாமே சரியான மக்கள் நம்புகிறாங்க அது எந்த அளவுக்கு சரி அது ஓரளவுக்கு என்று சொன்னால் அந்த எல்லார் மத்தியிலேயும் ஒரு ஒரு ஒரு நம்பிக்கை ஒளி வெளிநாட்டு முதலீடுகள் வரும் ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் என்று மக்கள் விரும்பலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு போக வேண்டி வரும் தேர்தல் செலவை இலங்கை எந்த எந்த தூரம் அது அது நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது மக்கள் எல்லாம் உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறார்கள் பேப்பர் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த கட்டத்தில் அது நடத்தியலுமா அதுக்குரிய பண பலம் இருக்கின்றதா பேப்பர் இருக்கின்றதா நீங்கள் சொல்லுவது போல் கடதாசிகள் எல்லாம் இருக்குதா காகிதங்கள் இருக்கலாம் பெரிய பிரச்சனை ஆகவே இலகுவாக இந்த விடயத்தை கடந்து செல்ல முடியாது ஆட்சி மாற்றம் என்பதும் இலகுவாக வரக்கூடிய என்ற ஜனாதிபதிக்கு அபரிமிதமான அதிகாரங்கள் இருக்கின்றது ஆகவே அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்பது சாதாரண விடயம் அல்ல அவருடைய அதிகாரங்கள் ஜன அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை விட அதிக அதிகமாக உள்ளது ஓகே ஓகே ஓகே சரி இப்போ என்னென்னா இவங்க வந்து பதவி விலகி எதிர்கட்சி வந்தால் கூட எதிர்கட்சி ஆட்சியை பிடிச்சா கூட நிலைமை சரியாகவும் நினைக்கிறீங்களா இல்லை என்ன தீர்வு இதுக்கு எல்லாருமே என்னன்னு தெரியாமல் தான் ஒரு குழப்பமான முறையில் எல்லாருமே இருக்காங்க அது உண்மைதானா அது உண்மையிலேயே அது அது உண்மை நீங்கள் சொல்றது உண்மை குளம் எதிர்கட்சி தீர்வு தெரியல இல்லை இல்லை எதிர்கட்சி வந்த உடனே இப்போ அவர்கள் நினைக்கிறாங்கன்னா ஜனாதிபதியை நிறைவேற்ற அதிகாரத்தில் வைத்துக்கொண்டு பிரதம மந்திரியாக சஜித் பிரேமாஷா வருவது அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரத்தோடு இருக்கிறார் அமைச்சரவை இன்னொரு இன்னொரு கட்சியாகவும் ஜனாதிபதி இன்னொரு கட்சியாகவும் இருந்து எங்களோட நாட்டில் ரெண்டு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கு ரணி விக்ரமசிங்கா சந்திரிகாமியார் காலத்திலும் மைத்திரிபால சிறிசேனா காலத்திலும் வேறு கட்சியை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக இருந்து ரணி விக்ரமசிங்க வேறு கட்சியை சேர்ந்தவர் பிரதமராக வந்து ரெண்டு தரம் அவர் பெரிய பிரச்சனை எதிர்கொண்டார் அவரால் செயற்பட முடியவில்லை அந்த பிரச்சனை மீண்டும் வரும் ஆகவே ஜனா அதான் அதனால தான் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் இன்னொருத்தர் பிரதமராக வந்தால் இந்த பிரச்சனை தீராது ஆகவே அது ஒரு சிக்கலான கட்டத்தில் தான் இலங்கை நிற்குது அரசியலும் சிக்கலாக இருக்குது பொருளாதாரமும் சிக்கலாக இருக்குது சமூக ரீதியில் மக்களுடைய போராட்டம் தீவிரமடைஞ்சு கொண்டு இருக்குது அது மும்முனை போராட்டத்தில் இலங்கை தங்கியிருக்கு நீங்கள் ப்ரொஃபஸர் காலேஜுக்கு வந்து ஒழுங்காக நடக்குதா சார் காலேஜெலாம் ஒழுங்காக நடக்குதா மாணவர்கள்லாம் சரியாக வராங்களா கல்லூரிக்கு பேராசிரியர் கல்லூரிக்கு சரியாக வர முடியுதா இன்று எங்களுக்கு ஒரு ஒரு கூட்டம் இருந்தது பதினொரு மணிக்கு நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மின்சாரம் வந்து தடப்பட்டு விட்டது இது இது வளமையானது நாங்கள் எங்களுக்கு அச்சமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இது கல்வி நடவடிக்கைகள் இல்லாமல் மாணவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாணவர்கள் வருவது எல்லாம் தெரியும் சிக்கலாக இருக்குது போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கின்றது வந்து எரிபொருள் பிரச்சனையால் அவர்கள் வந்து சேருவார்கள் அவள் தங்குமிட வசதி அவர்களுக்கான உணவு எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆகவே நீண்ட காலமாக ரெண்டு வருஷமாக நாங்கள் உரிய கல்வி கல்வி நடவடிக்கைகளை மாணவர்களை நேரில் படிப்பிக்க முடியவில்லை நாங்கள் ஆன்லைனூடாகத்தான் நாங்கள் படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே வளமை நிலைக்கு திரும்புவதற்கு இப்பொழுது பொருளாதார நெருக்கடி நாங்கள் கொரோனாவிலிருந்து மீண்டெழுந்த போதும் இந்த இந்த பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக அனைத்து துறைகளையும் பார்த்திருப்பதால் எங்களுக்கு வளமைக்கு திரும்புவது கடினமாக இருக்கின்றது இப்போதும் நாங்கள் மின்சார வட்டை நீங்கள் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கும் போது எங்கள் பல்கலைக்கழகத்தில் மின்சாரம் இல்லை அப்போ அந்த பிரச்சனை எங்களை பார்த்து கொண்டிருக்கோம் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வர முடியலன்னா பொது பொது போக்குவரத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பல இடங்களில் ஆட்டோ இதெல்லாமே காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் மாணவர்களும் வர முடியல ஆசிரியர் வர முடியல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அந்த செய்தியெல்லாம் உண்மை தான் உண்மை எங்களுக்கும் கூட பெட்ரோல் எடுக்கலாமல் இருக்குது நாங்கள் கார் பாவிக்கலாமல் இருக்குது காரை வழி எடுக்கலாமல் இருக்குது என்ற காருக்குரிய பெட்ரோல் எங்களுக்கு கியூவில் நிற்கலாமல் இருக்குது மோட்டர் பைக்களுக்கு பெட்ரோல் எடுப்பது கஷ்டமாக இருக்குது வீட்டில் கேஸ் இல்லை மண்ணெண்ணெய் வாங்குவது கஷ்டமாக இருக்கின்றது பற்றாக்குறையாக இருக்குது நீங்கள் பெறுவதாக இருந்தால் பல மனத்தியாளங்கள் வரிசையில் நின்று பெற அதை அதை பெறக்கூடிய நிலையில் பல இல்லை ஆகவே தான் எல்லா துறைகளும் முடங்கி கொண்டிருக்கின்றன ஒரு சிக்கலான கட்டத்தில் நாங்கள் இருக்கணும் இருக்கோம் சரி சார் பழையபடி அதே மகிழ்ச்சியான இலங்கைக்கு திரும்பணும்னா இப்போ எல்லாமே படிப்படியாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ காலகட்டம் ஆகும் அது எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் எந்த அளவுக்கு மிக விரைவாக நடவடிக்கை எடுக்குது எந்த அளவுக்கு ஏற்றுமதி மூலம் எங்களை வருமானத்தை கூட்டுது எந்த அளவுக்கு அந்நிய செலாவணியை உடனடியாக கொண்டு வருகிறார்கள் அப்படி பல நிபந்தனைகள் அவ அந்த விஷயங்கள் நடக்காவிட்டால் இந்த இந்த நெருக்கடி நின்று கொண்டே இருக்க போகுது நின்று கொண்டே இருக்கும் நின்று கொண்டே சரியாதுன்னு வச்சுக்கோங்க சார் எவ்வளோ வருஷம் சார் ஆகும் சரியாக அரசாங்கம் எடுத்தால் நான் நினைக்கிறேன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் வளமைக்கு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அவர் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கூடுதலாக இருக்கின்றது ஆகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எல்லார் மத்தியிலேயும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்போ வெளிநாட்டிலிருந்து நிதி உதவிகள் முதலீடுகள் அடுத்த இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புகிற பணம் உல்லாச பயணிகள் வர வாய்ப்பு இருக்குது ஆகவே எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் வர வாய்ப்பு இருக்குது ஆகவே அதுக்கு நிலைமை வளமைக்கு திரும்ப வேணும் இந்த சமூக ரீதியான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்குமா இருந்தால் அது ஒன்றும் வர வாய்ப்பில்லை இலங்கையோட மொத்த கடன் எவ்வளோ சார் மொத்த கடன் ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் இருக்கு ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் டாலர் ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாருமே பழைய நிலைமைக்கு திரும்பி எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையமாக இருக்குது ஏன்னா இலங்கை மக்கள் பார்க்குறப்பவே ரொம்ப வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ தூரம் உதவி செய்கிறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்பவே இவங்களுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டம் நினைக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு பாரமாக தான் இருக்குது இவ்வளோ வருஷமாக இந்த நாட்டிலே இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் கரிசனைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுடைய கரிசனைக்கும் எங்களுடைய அந்த நன்றிகள் சிபி தேங்க்யூ சார் உங்களுக்கு நன்றி thank you thank you so much summer holidays சந்தோஷமா கொண்டாட ஆசையா ஃபைவ் டேஸ் கிராண்ட் துபாய் வெக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ் தமிழகத்தின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனம்